one welcome to cook with three D இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் மட்டன் வந்து நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நான் குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் துருவன தேங்காய் கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தேங்காய் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா நான் நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பெப்பர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க எலுமிச்சை சாறு ரெண்டு சொட்டு விடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஃபைனலாக சேர்க்குறதுக்காக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் சால்ட்டு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம எப்படி மட்டன் குழம்பு பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இதோட துருவண தேங்காவும் சேர்த்து வதக்கிக்கோங்க இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதோட கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க நான் மசாலா நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்க மட்டன் இதோட சேர்த்துக்கலாம் இதோட நாம மட்டன் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் வந்து ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் இதை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ